வணக்கம் என் பேர் பொன்மாரியப்பன் நான் இருந்து வர்றேன் நான் தூத்துக்குடியில் சலூன் நூலகம் நடத்திட்டு வர்றேன் இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலியமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொலைபேசியில் எந்த உரையாடினாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கடைகோடியில் இருக்கிற தூத்துக்குடியில் அந்த மில்லர் குரல் தேர்ந்தெடுத்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நூறாவது நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்காக டெல்லிக்கு எனக்கு அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க டெல்லிக்கு நான் இது நாள் வரைக்கும் நான் விமானத்தில் பயணம் செஞ்சதில்லை முதல் முறையாக சென்னையில இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் நான் பயணம் பண்ணேன் இந்த பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணது எல்லாமே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தருணத்தில் நூறாவது நிகழ்ச்சி சென்னையில் நடக்குதுன்னு கவர்னர் மலையில் நடக்க சொன்னாங்க அதுலேயும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க நான் வந்து கலந்துக்கிறது வந்திருக்கிறேன் நூறாவது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறது நான் ரொம்ப பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் மீண்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்